வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டீன்த் டியூஸ்டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்கு டைம் வந்து ஒரு நைன் ஃபிஃப்டின் ஆகுது thirty six thousand seven hundred range மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் டே அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் பேக் வந்து பைக்கால் ஜென்ரேட் ஆனபடி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து அப்படியே மார்க்கெட் கேப் அப்பில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் கால்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பையிங் ட்ரெண்டில் இருக்கனால நமக்கு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் தான் ஸோ இப்போ நம்ம பை கால் வந்திருக்கு ஸோ அதனால தான் கேண்டில்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குது பட் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும்போது அதாவது செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ அது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட் எப்போ கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் டென் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty six thousand eight hundred ரேஞ்செலாம் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து ஸ்லோவாச்சு ஸ்லோ ஆகிட்டு இப்போ டவுன் சைடில் ஃபால் ஆகுது டவுன் சைடில் ஃபால் ஆனனால நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை எப்படி இன்டிமேட் பண்ணுதுன்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றதை இன்டிமேட் பண்ணுது அதே சமயத்தில் அந்த கேண்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போகுது பாருங்கள் sell at thirty six thousand seven hundred and sixty three so இதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் நம்ம வந்து செல்லிங் வந்து என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் மினிமமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty six thousand six seventy one தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் அது கீழே இருக்கிறது செகண்ட் டாரட் கூடிய லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி மட்டும்தான் பார்க்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன ஓகே கேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்குது ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கல ஓகே இப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து செல் பண்ணலாம் இந்த சார்ட்டில் அப்படின்ட்டு பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி செல் பண்ணலாம்னு நீங்கள் ஐடியா இருந்துக்கலாம் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்குன்றதுக்கு அதுவே ஒரு சஜஷன் கொடுக்குது அந்த thirty six thousand seven sixty த்ரீல என்ட்ரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நமக்கு வந்திருக்க ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான காலே இந்த செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதுவும் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது வந்து நைன் டு லெவன் நைன் ஃபிஃப்டின்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் மேலே தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இருக்குது ட்ரேடிங் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போயிட்டுருக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் தேர்ட்டி பாயிண்ட்குள்ளே தான் ஒரு ஒன் மினிட் கேண்டிலே ட்ரேடிங் போகுது மே மார்க்கெட்டும் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு எப்பவுமே லெவன் ஓ கிளாக் அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த கால் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டென் மேல் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா thirty six thousand six twenty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணுச்சு கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் ரொம்ப நேரம் போச்சு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா லெவன் டென்னுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு தேர்ட்டி சிக்ஸ் செவன் சிக்ஸ்டி த்ரீல அப்போலேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஸோ நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு கால் வந்து இந்த செல் கால் தான் இந்த பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேனுடைய கண்டினியூஷன் நம்ம ஓப்பனிங்கில் கூட பார்த்தோம் செப்டம்பர் ஃபோர்டீன்த் ஓப்பனிங்னு சொல்லிட்டு நைன் ஃபிஃப்டின் ஏஎம் அப்போலேருந்து தொடர்ந்து ரைசிங்கில் இருந்தது thirty six eight hundred range ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகையில் லெவன் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு செல் டர்ன் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மார்க்கெட் மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுச்சு இப்போ தான் ஏதோ ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் சடனாக மூவ் பண்ணுச்சு அதுவும் யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆக போகிறதுன்றனால ஸோ அதனால தான் நமக்கு டக்குன்னு மார்க்கெட் இறங்கையில் டவுன் சைடில் நமக்கு பார்த்திங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாகவே இருந்தாலும் அந்த ஸ்லோவான மார்க்கெட்லேயும் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா Bank Nifty weekly option so coming Thursday expiry ஆக போகிற ஆப்ஷன் தான் இது thirty seven thousand put option இது ஸோ இது புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு அதனால் புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் த்ரீ எயிட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா பைன்னு சொல்லி வந்திருக்கு லெவன் தேர்ட்டிக்கு த்ரீ எயிட்டி சிக்ஸில் வந்தது ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு இப்போ ட்ரேடிங் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ரேஞ்சில் கடைசியாக இருந்தால் போய்கிட்டு இருக்கு இப்போ கூட ட்ரேடிங் வந்து ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷனில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வர கால் வச்சும் பண்ணலாம் டேரெக்ட் ஆப்ஷன் வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம் அதுதான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே ஃப்யூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் நமக்கு அதே அதே அளவுக்கு டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்க முடியும் அதுக்காண்டி தான் இதே நீங்கள் அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் பண்ணணும்னா ஃப்யூச்சரை பார்த்துட்டு அதில் வர்ற என்ட்ரி படி எடுத்து அது உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ